குழந்தை தனது சுவை உணர்வினை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் உதவுவதற்கு பல்வேறு வகையான உணவுகளை அவர்களை சுவைக்கச் சொல்லலாம் உணவு எவ்வாறு சுவைக்கின்றது என்பதை பற்றி அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம் இனிப்பு உவர்ப்பு கசப்பு அல்லது புளிப்பு இதை எளிதாக்க நீங்கள் அவர்களை ஏதேனும் இரண்டு சுவைகளை மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்லலாம் உதாரணமா அவர்களை ஒரு எலுமிச்சம்பழத்தை சுவைக்கச் செய்து இது புளிப்பா இருக்கா இல்லை இனிப்பா இருக்கா என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு உவர்ப்பான பண்டத்தை அவர்களுக்கு கொடுத்து இது உவர்ப்பு சுவையா அல்லது புளிப்பு சுவையா என்று நீங்கள் கேட்கலாம் அல்லது நீங்கள் அவர்களுக்கு சிறிதளவு சர்க்கரை கொடுத்து இது கசக்கிறதா இனிக்கிறதா என்று கேட்கலாம் இந்த செயல்பாடு குழந்தைகள் பல வகையான சுவைகளை அடையாளம் காண உதவியாக இருக்கும்